Thank you. ஐயா இப்போ வந்து கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொன்னீங்க கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொன்னீங்க இப்போ வந்து அந்த டோட்டல் மைண்ட் வந்து ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் மட்டும்தான் வரும் like at the end of the situation தான் இப்போது அந்த ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த எண்ட் ஆஃப் த டைமில் தான் வந்துட்டு அந்த டோட்டல் மைண்ட் வந்து வேலை செய்யணும் முன்னாடி இப்போது ரெண்டு நாள் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா என்னோடய கான்ஷியஸ் மைண்ட் தான் வந்து அங்கே இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் ஸோ முன்னாடியே வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி அதாவது நம்ம விளங்கிடுறதுக்காக அப்படி நம்ம பிரித்து சொல்கிறோம் உண்மையில் சொன்னால் எல்லா செயலையுமே நீங்கள் சீரியஸாக எந்த செயலை செஞ்சாலும் டோட்டல் மைண்டு தான் செய்யுது நீங்கள் உங்களுக்கு எட்டக்கூடிய மேட்டராக இருந்தாலுமே கூட ஒரு புலம்பாதபடி ஆசிலேஷனே இல்லாமல் நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் அங்கே டோட்டல் மைண்டு தான் வேலையை செய்யுது கான்சியஸ் மைண்டு செய்கிறதுல கா ஆனால் கான்சியஸ் மைண்டு அதில் பகுதியாக தான் இருக்குது டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக கான்சியஸ் மைண்டும் இருக்குது அதனால் எல்லாமா சேர்ந்து தான் செய்யுது மொத்தத்தில் என்னென்னா புலம்புற வேலையை எடுக்கிறது எடுத்துருந்தோன்னு சொன்னால் தான் கான்சியஸ் மைண்டு தனியாக பிரிஞ்சிருந்து புலம்புது ஓகே செயல்படும் போது டோட்டல் மைண்டு தான் செயல்படுது அதனால் சாதாரண இப்போ எட்டக்கூடிய செயல் செஞ்சாலுமே கூட அதுவுமே கூட நீங்கள் புலம்பாதபடி நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே டோட்டல் மைண்டு தான் அதனால் செய்ய செயல்கள் அத்தனையுமே டோட்டல் மைண்டு தான் செய்யுது கான்சியஸ் மைண்டு வந்து கையில் எடுத்துன்னா அது புலம்புற வேலையும் சேர்த்து பார்க்கும் டோட்டல் மைண்டு புலம்புறதை மைனஸ் பண்ணிடும் புலம்பாது செயலில் மட்டும்தான் இருக்கும் அது அது எட்டக்கூடியதாக இருந்தாலும் எட்டாவதாக இருந்தாலும் சரி டோட்டல் மைண்டு பிரச்சனை இல்லாமல் சேரும் தேங்க்ஸ்